ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மர் ஸ்பெஷல் வந்து லசி வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த லசி வந்து அஞ்சு விதமாக வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஸ்க் மெலான் வச்சு லசி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் இந்த மஸ்க் மெலான் எடுத்திருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் மஸ்க் மெலான் போட்டுறேன் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் உள்ளே இதில் பார்த்திங்கன்னா கட்டியான தயிர் வந்து அரை கப் சேர்த்துறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துறேன் இப்போ அரைச்ச ஜூஸை வந்து நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் போட்டுறேன் இதில் அரைச்ச ஜூஸ் ஊற்றிக்கலாம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்கிறேன் அப்புறம் பாதாம் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே வந்து மஸ்க் மலான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலோன் லசி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்த லசி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ரோஸ் லசி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் வந்து நான் ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுறேன் அரை கப் தயிர் இருக்குது அதை சேர்த்துறேன் இதில் ரோஸ் சிரப் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க உங்களுக்கு வந்து ஸ்வீட் நிறைய தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ சர்வ் பண்ணுற கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோஸ் சிரப்பை வந்து இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிறேன் இது மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து ரோஸ் லஸ்ஸியை வந்து நான் ஊற்றிடுறேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுறேன் அதுக்கு மேலேயே வந்து இந்த ரோஸ் சிரப் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரோஸ் லஸ்ஸி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் லஸ்ஸி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு கப் வந்து சாக்லேட் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் டெய்ரி மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகணும் இந்த லஸ்ஸி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாக்லேட் இதில் சேர்க்கறதுனால இதுக்கு வந்து நம்மளுக்கு சாக்லேட் மெல்ட் ஆனால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் நான் அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாக்லேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இருக்கும் இப்போ இதில் வந்து மெல்ட் பண்ணல சாக்லேட் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் சிரப் வந்து இந்த சைட்ஸ்லலாம் சேர்த்துட்றேன் கீழேயும் கொஞ்சம் வந்து சாக்லேட் சிரப் சேர்த்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சாக்லேட் லசியை வந்து இந்த டம்ளரில் வந்து மாற்றிடலாம் ரொம்ப ரிச்சான சூப்பரான சாக்லேட் லசி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன் அதை மேலே கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இப்போ மேலே வந்து சூப்பராக சாக்லேட் போட்டாச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாக்லேட் லஸ்ஸியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வச்சு லஸ்ஸி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன் ஒரு பாதி ஃப்ரூட் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம லஸ்ஸி பண்ணும்போது வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடும் இது நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து திக்கான லஸ்ஸி வந்து கிடைக்கும் அதனால தான் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் பாதி வாழைப்பழம் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்விங் கிளாஸில் வந்து நான் ஐஸ் சேர்த்துக்கிறேன் இதில் அரைச்சி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ரூட் லசியை வந்து சேர்த்துக்கலாம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட் வந்து மேலே போட்டுறேன் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் லசியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசி லஸ்ஸியாக வந்து நம்ம நட்ஸ் வச்சு லஸ்ஸி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூணுமே வந்து எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பாலில் வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் அரை கப் சேர்த்துக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதில் இதில் கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சும்மா இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தா கொஞ்சம் பாதாம் வந்து போட்டுக்கலாம் மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நட்ஸ் லஸ்ஸியும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அஞ்சு விதமான லஸ்ஸி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி